ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சம் யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சூக் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் சாரியுடைய நம்பர் டபுள் நைன் ஃபைவ்ங்க இந்த சாரியில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி எல்லோ கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவருக்கு ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட பியூர் சில்க் சாரீஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய வந்து மிக்சடு ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது கோனு அல்லது பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணி கூட பியூர் சில்க்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்கே பியூர் சில்க் வாங்கினாலுமே தயவு செஞ்சு வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் sari number double nine six body of sari cream colour பல்லுவன் ப்ளவுஸ் டீல் ப்ளூ இதுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரியில் தாங்க ஒர்க் இருக்குது சாரியோடைய price six thousand seven hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க sari number double nine seven same pattern third colour sari பல்லுவன் blouse green colour body of sari magenta colour prepayment option select பண்ணிங்க அப்படின்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும்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 பாடி ஆஃப் சாரி சாரி சாரியுடைய நம்பர் தௌசண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number thousand body of sari pink colour இது தாங்க தௌசண்ட் ஒன் அதாவது one double zero one sari number body of sari blue பல்லுவன் and blouse double shape pinkish orange கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கு வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ அண்ட் ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது சில இடங்களில் த்ரெட்டோடைய திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த த்ரெட்டு தெரியறதாகட்டும் புட்டாஸ் வருது அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டாஸில் லைட்டை விலகிறது விலகி இருக்கிறதாகட்டும் எல்லா சாரீலையும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னா இல்லைங்க சில சாரீஸில் அந்த மாதிரி தெரியும் சில சாரீஸில் இருக்காது தெரியாது இப்போ நீங்கள் பார்க்குறது sari number thousand two thousand two body of sari red பல்லுவன் blouse green number one double zero three one double zero three and blouse royal blue body of sari pink colour ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் தாங்க ஒர்க் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் பிக்சரோ அல்லது வீடியோவோ கொண்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்காதுங்க ஏன்னா ஆன்லைனில் இப்போ நம்ம ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப் மூலமாக அந்த சாரீஸ் புக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேரில் காட்ட முடியாதுங்க sari number one double zero four one double zero four body of sari brown colour coffee brown பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குங்க வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது சில்க் மார்க் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன்று தாங்க ஸோ இந்த சில்க் மார்க் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு ப்ரொவைட் பண்ண ஸ்டிக்கர் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் வருது ஸோ இதை தான் நம்ம வந்து சாரியில் பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்